கமெண்ட் பண்ணுறேன் ஸ்கூல் கிளம்பலாமா ஸ்கூல் கிளம்பலாமா எஸ் இப்போ ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் டவன் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஷாப்பிங்க்கு வந்து போக போகிறோம் எங்கே போக போகிறோம்னு நாங்கள் போயிட்டு காட்டுறேன் டவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுடலாம் டவன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் டூ ஏரோப்ளேன் ஒன் ராக்கெட்டா இல்லைன்னா வேற என்ன வாங்கலாம் ராக்கெட் ஏரோப்ளேனா சரி இருந்தால் அம்மா வாங்கிட்டு வரோம் ஓகேவா ம் ஓகே இப்போ ஸ்கூலில் விட போயிடலாம் Jalan Kemuning தவளை போய் கூட்டு வரணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதெல்லாம் டெய்ஸோவில் நான் வாங்கினேன் இந்த குத்தி ட்ரீ போட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வாங்கினேன் ஸ்வீட் ஹோம் போட்டிருக்கு இது வந்து அழகாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் எல்லாமே வந்து அங்கே டூ டாலர் தான் அப்புறம் இது வந்து ஒரு ட்ராயிங் நோட்டு ஸோ பேப்பர்ஸ்லாம் உள்ளே வருது ட்ராயிங் நோட் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ டி டைல் ஸ்டிக்கர் இது டார்க் க்ரே கலரில் இருக்குது அழகாக எடுத்து நம்ம அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா அந்த த்ரீ டி எஃபெக்டில் வந்து இருக்குது சூப்பராக இருக்குது டச் பண்ணும்போதே அது தெரியுது நல்லா இது வந்து நம்ம செவத்தில் இல்லை டைல்ஸில் எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது ஒன்று எடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சைட் டேப்பு நம்ம செவுத்தில் வந்து ஏதாவது ஒட்டணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்தேன் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி தான் இதுவும் டபுள் சைட் டேப் இது ஒன்று அதுலேயே ரெண்டு எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சசரிஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து நம்ம செவத்துலேயே ஹேங் பண்ணி வச்சிடலாம் த்ரீ கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதுலேயே ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணோன்னா இதில் வந்து அழகாக வச்சுக்கலாம் அதனால் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறேன் எதுக்கு இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்னா அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கினேன் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கினேன் அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கினேன் இதில் வந்து ரெண்டு ஸ்டார் இருக்குது அப்புறம் வந்து பிளெயினாக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க இது ஒன்று வாங்கினேன் இதுதான் வந்து நான் டெய்ஸோவில் வந்து வாங்கினேன் அடுத்தது வந்து டிஐஒயில் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி அங்கே வந்து வால் ஸ்டிக்கர் இந்த வால் பேப்பர் இருக்கும்ல அது வந்து ரெண்டு எடுத்தேன் இது வந்து sixty centimetre into five metre இது ரெண்டு எடுத்திருக்கேன் இது செவன் டாலர் ஃபிஃப்டி சென்ட் இது ஒன்று ரெண்டு எடுத்தேன்னா அப்புறம் தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்தேன் ஏன்னா மத்தியானம் வரும்போது ரொம்ப வெயிலாக இருக்குது அவரோட கேப் தொலைஞ்சிருச்சு அதனால் ஒரு கேப் எடுத்தேன் இது வந்து ஃபோர் டாலர் நைன்டி சென்ட் இது ஸோ ப்ளூ கலர் இது இது வந்து நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து எங்காவது ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இந்த குட்டி டால் வச்சு இது வந்து டூ டாலர் டுவெண்ட்டி சென்ட் இது அடுத்து தவன் காலையிலே கேட்டார் அவருக்கு வந்து ராக்கெட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு ஒரு டாய் ராக்கெட் வாங்கி வந்திருக்கேன் இது வந்து செவன் டாலர் நைன்டி சென்ட் இது அவர் வந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லலாம் அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் தான் வந்து நான் டிஐஒயில் வாங்கினது செவன் டூ செவன் என்ன கேட்டேன் rocket? Hmm. Why? Wait. What is that? அது ஃபிக்ஸ் பண்ணணும்டா ராக்கெட் லான்ச் பண்ண போறீங்களா கீழே வந்துரு என்னாச்சு ம் வெயிட் அம்மா போட்டு தரேன் ப்ரெஸ் பண்ணுங்க சூப்பராக ஃப்ளை பண்ணுச்சு நல்லா இருக்கா தவ ஓ ரொம்ப ஸ்லோவாக போகுது சூப்பர் ஓகே ஆ ராக்கெட் பிடிச்சிருக்கா அவனுக்கு எஸ் சரி பாய் சொல்லுங்க பாய் பாய்